श्रीरञ्जित कच परिष्कृत बर्हि बर्हः इन्द्रस्तुतः प्रणमतां धिषणानुकूलः शुक्रेतराम्बुद वपुर्वृषपर्वकारी श्वश्रेयसं दिशतु वः खगदेवयानः ஸோ <clears throat> நம்ம வந்து இந்த பிரஸ்தாவனாவை முடிச்சோம் இல்லையா प्रथमोऽङ्गः ஆ ஆ ग- பிரதம प्रथमो அங்கः प्रथमोऽङ्कः ओके எஸ் பிரதம அங்கः ஆரம்பிக்கணும் ஆ, இன்னைக்கு வேற யாராவது வேணா படிக்கிறீங்களா லதா முடியுமா ஆ, நீங்க ஆரம்பிக்கிறீங்களா சரி ம் படிக்கிறேன். ம் ततः अ, प्रविशति यथार् यथार्हवेषः इन्द्रः ஓகே சோ யதா அர்ஹம் யதார்ஹம்னா அர்ஹம் அனதிக்கிரமிய எந்த இந்திரவேஷம் இருக்கோ இல்லையோ அது ஆஸ் அப்ராப்ரியேட்னு அர்த்தம் யதார்ஹானா ஆஸ் அப்ராப்ரியேட் அந்த மாதிரி ஒரு வேஷ டிஸ்கைஸ் போட்டு இந்திரஹா ததா பிரவிசதி பிறகு உள்ளே நுழைகிறான் Indiran This is the god Indra. This is not the character. Uh, some uh, person named Indra. No, no, no it is God Indra, but a person who is playing the God Indra, he is wearing uh -huh. the appropriate dress and no, coming I got in. That. Okay. Um. Okay. Um, Atma Gatam Iva. hmm. Uh, Chirakalam Sukha Suptasya Me Ko I uh, Ko Koyamutyataha Utpataha Utpataha Ut so ஆத்மகதம் இவ ஆத்மகதம் மனசுல பேசுற மாதிரி பேசுறான் சோ இதுக்கு வந்து என்னன்னா இதுக்கெல்லாம் ட்ரமாட்டிக்கல் மைண்ட்ல மைண்ட் வாய்ஸ்ல பேசுறதுங்கிறச்சு உங்களுக்கு வந்து எப்படி அதை நீங்க இது பண்ணுவீங்க இப்ப லைட் ஸ்பாட்லைட் போடலாம் இந்த காலத்துல இருக்கிறச்சு you just spotlight dark and the entire stage and அவன் மாத்திரம் பேசிக்கிறாங்கிறச்சு இட் இஸ் அன் ஆத்மகதம் அவனுக்குள்ளேயே அவன் பேசிக்கிறான் ஆத்மகதம் தனக்குள் தான் பேசிக்கொள்வியது அது இருக்கும்பொழுது இப்ப அந்த காலத்துல எல்லாம் அந்த மாதிரி ஸ்பாட்லைட்டிங் வந்து எஃபெக்ட் கிடையாது so they used mudras to indicate so ஒரு பதாக்க முத்ரா திருப்பதாக்க முத்ரா இந்த மாதிரி டான்ஸோட முத்ரைகள்லாம் வந்து வச்சுண்டு அவன் பேசினான்னா ஆத்மகதம்னு ஒரு முத்ரை இன்னொன்னு வந்து ஜஸ்ட் ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் இருக்கா ஸ்டேஜ்ல ஆனா ரெண்டு பேர் மாத்திரம் ரகசியமா பேசிக்கணும்னா அதுக்கு ஒரு முத்ரை இருக்கு இந்த மாதிரி ஒரு முத்ரையை வச்சுட்டு இந்திரன் பேசுறான் but is the only one on stage and if he is talking it is as if he is talking to himself he is talking out loud ஆடியன்ஸ்க்கு கேட்கணுமோ இல்லையோ அவன் வெறுமனே இப்படி இப்படின்னு மைண்ட்ல வந்து போட்டுட்டு இருந்தான்னா கஷ்டம் இல்லையா அதனால அது ஆடியன்ஸ்க்கு கேட்கணும்னுட்டும் it is outside so சிறகாலம் சுக சுப்தசிய மே நன்னா தூங்கிட்டு இருந்தேன் சுக சுப்தசிய அப்படின்னா நன்னா தூங்கிட்டு இருந்த எனக்கு சிறகாலம் for a long time I been sleeping well அப்படிப்பட்ட எனக்கு கோயம் உத்பாத்தகா உத்பாத்தகான ஒரு கெலாமிட்டி கஷ்டம் என்ன இது ஒரு கஷ்டம் வந்திருக்கு நமக்கு அப்படின்னு அவன் கேட்கறான் what is this calamity that is come descended on me I have been sleeping well for so long அதாவது ஸ்லீப்பிங் வெல்லுங்கிறது சும்மா இதுதான் அவளுக்கு தூக்கம்ங்கிறது கிடையாது கண்ணை வந்து மூடுறதே கிடையாது தேவர்கள் ஸோ அவளுக்கு வந்து they it's always open they do not இந்த கண் சிமிட்டுறது பிளிங்கிங் தி ஐஸுங்கிறதே அவளுக்கு கிடையாது இது என்ன அர்த்தம்னா இஸ் பீன் நான் விஜிலண்ட் என்று ஒரு மாதிரி ஜாலியா இருந்துட்டு இருக்கான் இத்தனை நாள் இப்போ திடீர்னு பார்த்தா there is some problem that is arising அது என்னங்கிறது இந்த ஸ்லோகத்துல சொல்ல உட்பாத்தகாங்கிறது உட்பாத்தேதி மீன்ஸ் டு க்ரோ இல்லையோ வாட் uh, இஸ் uh, இல்ல uh, உத்பாதயத்தின்னா க்ரோயிங் இல்ல உற்பத்தியத்தே உத்பாதயதி த வந்ததுன்னா உத்பாதகான்னு மூணாவது வந்ததுன்னா உங்களுக்கு க்ரோயிங் உத்பாத்தகான்னா ஏதோ ஒரு என்ன சொல்றது இப்போ அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி அந்த மாதிரி ட்ரவுட் ஃபேமைன் ஃப்ளட்டிங் லோகஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு வந்து சம் பிளைட் யா அதான் உத்பாதகா இப்போ வந்து அவன் சொல்லிக்கிறான் தனக்குள்ள சொல்லிக்கிறான் இப்போ ராட்சஸாக ரந்திரம் அன்விஷ்ய பதந்தி त्रिशालये குலாயே கரெக்ட் மூன்று தசைகள் உடையவர்கள் தேவர்கள் சைசவம் கௌமாரம் யௌவனம் இந்த மூன்று தசைகள் தான் அவளுக்கு உண்டு வார்த்தக்கியம் கிடையாது தசை ஓகே அதாவது ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் கிடையாது மூப்பு கிடையாது அவளுக்கு அதனால கிடையாது அவர்களுடைய சாரி த்ரீ ஆர் சைல்ட்ஹுட் கௌமாரம்னா வந்து டீனேஜ் யூத்னு வச்சுக்கோங்களேன் ஒரே த்ரீ ஐ மீன் த்ரீ பிறப்புங்கிறது உண்டோ இல்லையோ அதித்தி தானே அவளுக்கு அம்மா சோ அவ பெற்றெடுத்தாளுங்கிறது தானே தேவர்களுக்கு சோ அதனால சைஷவம் stages must have long time back so அதுக்கப்புறம் வந்து யௌவனத்திலேயே இருந்துட்டு இருக்கா they do not have old age there okay ராட்சசாக ம் அரக்கர்கள் அரக்கர்கள் ரத்ரம் சாரி ரந்திரம் அன்விஷ்ய ரந்திரம்னா ஹோல் ஆஹ் கரெக்ட் இதுல வந்ததே ரகுவம்சத்துல வந்ததே பரதன் வந்து ராஜ்யம் ஆண்டு இவன் ராமன் வந்து இதுக்கு போன உடனே ரந்திரம் அன்விஷ்ய எல்லாரும் வந்துட்டு இருக்கான்னு இந்த அமாத்தியர்கள் எல்லாம் போய் சொல்றா அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த இடத்துல ரகுவம்சத்துல வரும் சோ ரந்திரம் அன்விஷ்ய ஒரு ஓட்டையை தேடிக்கொண்டு தசரதர் போயிட்டார் ராமரும் காட்டுக்கு போயிட்டார் அந்த மாதிரி வரும் ஆமா பக்கத்துல இருக்கிற ராஜ்யத்துல இருக்கிறவாள்லாம் ஓட்டைக்காகவே ஓட்டையை தேடி உள்ள நுழையறதுக்காக காத்துட்டு இருக்கா they're waiting to attack looking for some hole or loophole in the kingdom அப்படின்னு விழறது இங்க வந்து குவியரான்னு எடுத்துக்கலாம் they just fall in heaps இது தேவர்களினுடைய ஆலயம் இருப்பிடம் அங்கு பதந்தி அப்படியே வந்து குவியரா எது போல அவ ராட்சசானா அங்க வந்து குவியரா எதுக்குன்னாக்கா இதோ ஓட்டை தேடிந்து ஓட்டைங்கிறது என்னன்னா இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்துண்டு சந்தர்ப்பம் தேடிண்டு ஏதோ ஒரு சாக்கு போக்க பார்த்துண்டு இந்த ராட்சசர்கள் எல்லாம் ரந்திரம் அன்பிஷிய ஒரு ஓட்டையை தேடிக்கொண்டு உள்ளே நுழைகிறார்கள் சொர்க்கத்துக்குள்ள நுழையறான் எது போலங்கிறதுக்கு உபமானம் கீழே கொடுக்கிறார் காக்கபாக்கானாம் குலாயே உலூகாக இவ மத்சராத்து மத்சராத்து ஒரு ஈர்ஷியா அசூயையினால் உலூகாக ஆந்தைகள் எவ்வாறு காக்கபாக்கானாம் காக்கையினுடைய இது குட்டி காக்கா குட்டிகளினுடைய குழாயே கூட்டில் வந்து விழுகின்றனவோ அது போல ஏன்னா காக்கா இல்லாத இருக்கும் பொழுது அந்த இத குட்டிய வந்து சாப்பிட்டுடலாம் அல்லது அதை துன்புறுத்திடலாம் இல்ல ராத்திரி நேரத்துல அந்த காக்கா தூங்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம வந்துடலாமே அப்படின்னு சொல்லி அந்த owls pounce in the nest of இது க்ரோ சோ காக்கா பாக்கானாம் காக்காவினுடைய குட்டிகளின் குழாயே குழாயம்னு நீடம் நெஸ்ட் அந்த நெஸ்ட்ல வந்து மத்சராது அவுட் ஆஃப் என்பி இந்த அவுல்ஸ் எல்லாம் வந்து தாக்கர்தான் அது போல இந்த ராட்சசர்களும் ஸ்வர்கத்துல வந்து வந்து அவ இது பண்றா ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடிண்டு மத்சராத் என்ன சொன்னேன் sorry out of jealousy out of ஜெல் ஓ ஃப்ரம் ஜெலசி ஓகே ம் from jealousy owls descend upon the nest of the young ones of a crow காக்கா பாக்கானா kill they don't eat them right they just probably kill them but probably kill them yeah yeah they they eat rats i know but uh, i'm not sure pakaha na potaha shishuhu so kaka shishunam kulaye nide ulukaha yatha patanti tatha rakshasaha api swarge patanti verda and the yellow highlight ninga dhan potukela ஆமா i think it's an ERC vandirukku நினைக்கிறேன் இல்லைனாலும் adu oru point to note at least இல்ல இந்த ஸ்லோகத்துக்கு கேப்பாளா இருக்கும் சோ ஜஸ்ட் ரிப்பீட் இந்த பாகாங்கிறது என்ன சிசுக்கு என்னக்கு அந்த word root word infant root word I mean பாகா பாகா ஓகே பாகஹனா போதஹா அல்லது சிசுஹு அவ்வளவுதான் ஓகே ஓகே சோ அத்ராந்தரே பிரவிஷதி ப்ரஹஸ்பதி ம் அத்ராந்தரே இந்த மீன் டைம் Meantime- ப்ரஹஸ்பதி உள்ள நுழையிறார் ஓகே சோ ம். இந்திர உத்தாய எழுந்து நின்ற ம் उत्थाय अ, आचार्यः इन्द्रो इन्द्रोऽयम् अ, अयं वाद वादये அபிவாதயே இந்திரோயம் அபிவாதையே இந்- உத்தாய எழுந்து கொண்டு ஆச்சாரியா தான் இருக்கணும் விசர்க்கம் கிடையாது ஆச்சாரிய குருவே இந்திரஹ அயம் அயம் இந்திரா அபிவாதையே நமஸ்காரம் செய்கிறேன் உங்களுக்கு அபிவாதனம் செய்கிறேன் விஜயஸ்ய விஜயஸ்வ சுத்ராமன் சுத்ராமன் சுத்ராமா சுத்ராமானோ அதுவும் இந்திரன் அர்த்தம் ஓ இந்திரன் அது இந்திரன் விஜயஸ் இந்திரா சுத்ரா மன்னனா எது லோட் மத்தியம புருஷன் எஸ் விஜயதே அதனுடைய லோட் சுத்ராமன்ங்கிறது வந்து சாரி ஜஸ்ட் ஒரு ஒரு டெக்னிக்கல் கொஸ்டின் அதாவது இது சி Indra entered the scene first கொடுத்துருக்கா கரெக்ட் அப்புறம் உத்தாயான்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துருக்கிற மாதிரி சொல்லலையா அப்படி ஐ மீன் அந்த மாதிரி ரொம்ப ஃபைனர் இது அவ போடணுமா இல்லையா டெஃபினெட்லி போடணும் என்னன்னா இப்போ நிறைய டிராமால எப்படின்னா தத பிரவிஷதி உபவிஷன்னு யதாரக வேஷா இந்திரஹாம்பா உபவிஷன் உட்கார்ந்தபடியாகவே இந்திரன் உள்ளே நுழைகிறான்ங்கிற மாதிரி இருக்கும் அது எப்படி பண்ணுவான்னா தெர் இஸ் இந்த ஸ்டேஜ்ல வந்து பின்பக்கம் ஒரு ஒரு செக்ஷன் ஒண்ணு இருக்கும் அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி ஒரு கர்ட்டனை பிடிச்சிட்டு இருப்பான் இந்திரன் உள்ள வந்து அங்க ஒரு சிம்மாசனத்துல உட்காந்துருவான் அதுக்கப்புறம் கர்ட்டனை எடுத்துட்டு போயிடுவா so when in all for all all purposes இந்த curtain moves it will seem will if he is sitting on the stage so அப்படி இருக்கணும் நியாயமா பார்த்தா தத பிரவிசதி உபவிஷன்னு இந்திரஹான் இருக்கணும் அப்பதான் இங்க உத்தாயன்னு வரும் இந்த இந்த விஜயஸ்வ இது வந்து லோட்ல காரம் தானே ஆமா so if you wanted to say may you be victorious would you say the same thing or would you use different விதிலிங்கம் போடுவீங்களா என்ன போடுவீங்க ஆச்சரியலிங்கம் போடுவீங்களா ஆசீர்வாதம் போடலாம் இதுவே இப்ப இருக்கலாம் சர்வே பவந்து சுகினஹான் சொல்ற மாதிரி அந்த லோட்லகாரம் பவந்து பவத்து இருக்கோ இல்லையோ சோ லோட்லகாரமே யூஸ் பண்ணலாம் சரியா ஓகே இந்திரः ஆ तथाः ख- अ, खलु भवताशिष भव- भवताशिषः ம். ஆ, பவத் ஆசிஷः அ, பவதாம் ஆசிஷः தங்களுடைய ஆசீர்வாதங்கள் அ, அ, அவிததாக கலு விததம்னா பொய் அவிததம்னா பொய் இல்லாமல் இருக்கக்கூடியது சத்தியம் சோ உங்களுடைய ஆசீர்வாதம் சத்தியமாக தான் இருக்கும் கலு indeed your your wishes are are உங்களோட இது uh, ஆசீர்வாதம் என்ன பௌருஷம் <laughs> அபி உடனே சொல்றாரு ஏன் ஆசீர்வாதம் மாத்திரம் இல்ல your effort is also important பௌருஷம்னா எஃபர்ட்னு அர்த்தம் பௌருஷம்னா எஃபர்ட் ஓகே புருஷ காரியம் பௌருஷம் புருஷனுடைய ஒரு செயல் இருக்கு அதுக்கு வந்து பௌருஷம்னு பேரு ஸோ பௌருஷம் அப்படி பிரதானம் that is also important your effort should be important வெறும்னா வந்து ஆசீர்வாதம் இருந்தா போறோம்னுட்டு நம்ம வந்து எஃபர்ட்டே போடாத உட்காந்துட்டு இருக்க முடியாது இல்லையா யத்னே கிருத்தே எதினே சித்தியத்தை கோத்திர தோஷகான்னு ஒரு ஸ்லோகம் உண்டு அது மாதிரி இந்திரஹ தாவதலன் இத்தி மன்யே இதுல வந்து there is reading difference if சில பேரோட புக்ல வந்து ந தாவத அலம் இதி மன்னியேன் இருக்கலாம் ஆர் தாவத அலம் இதி ந மன்னியேன்னு சில இடத்துல இருக்கலாம் இல்லைன்னா நல்லது இருந்தாலும் அர்த்தம் சொல்லிக்கலாம் ஸோ இங்க தாவத் அலம் இதி மன்யேனா that alone is enough is what I think மன்னியே மன்னியே ஐ திங்க் தாவத்து தாவத்துன்னா பவத் ஆஷிஷா ஏவ அலம் இதி மன்னியே தாவத்துங்கிறது it is indicative of Brihaspati is blessings so I think your blessings alone are enough I don't need to make an எஃபர்ட்ங்கிற மாதிரி இந்திரன் சொல்றான் அண்ட் இ justifies it with is sloka தாவத் அலம் இது ந மன்னியே எடுத்துட்டோம்னா தென் யூ சே தாவத்து ஆஸ் பௌருஷம் my effort alone is not enough is what I think I need your blessings அப்படின்னு அதை புரிஞ்சுக்கலாம் சரியா The alam naka uh, alam I know you I forgot the meaning of alam. Enough. Alam, enough. enough right. Uh, ஐ திங்க் தட் So, இந்த மச் இஸ் இனஃப் தாவத்துக்கு தான் வந்து உங்களுக்கு நா போட்டா இட் பிகம்ஸ் எஃபர்ட் இஃப் இந்த நா இல்லைன்னா ஆசீர்வாதம் effort Yes. That's what you have to understand yes अर्थ वाक्यानुवर्ति वाक् अ, वाक्य वाक्य अनुवर्ति चेत् वाक्यं अ, धर्मानुगं यदि अ, धर्मो वेदानुवर्ति चेत् अ, वाक्यानां प- अ, पथिर्भवान् சோ அர்த்தா அர்த்தஹான எனி பொருள் எனி மீனிங் அது வாக்கியானுவர்த்தி சேது if it follows the sentence that is spoken வாக்கிய அனுவர்த்தி சேது அனுவர்த்தி அனுவர்த்ததே வாக்கியம் அனுவர்த்ததே இது வாக்கியானுவர்த்தி வாக்கியானுவர்த்தி இஸ் an adjective to அர்த்தः So any meaning that follows the sentence, if it does follow the sentence, and if the sentence is dharma purvagam, if that follows dharma, vakyam dharmanugam yadi, yadi, if that sentence is also in accordance with dharma, தர்மஹா வேதானுவர்த்தி சேத்து அண்ட் அந்த தர்மமும் உங்களுக்கு வேதத்து பின் பின்தொடர்ந்து இருந்ததே எனில் இஃப் இட் ஃபாலோஸ் வேதாஸ் அந்த வேதங்களுக்கு பதி யாரு தத் வாக்கியானாம் பதிஹி பவான் அந்த வாக்கியங்களுக்கு பதி நீதானே so it means your blessings will definitely are bound to be faultless அது வந்து டெஃபினட்டா எங்களுக்கு விஜயஸ்வ சுத்ராமம்னு நீ சொன்ன இந்த ஒரு ஆசீர்வாதம் எனக்கு பொருந்தும் அண்ட் அது வந்து உண்மையாக விளங்கும் ஏனென்றால் நீ சொன்ன வார்த்தை ஒரு வாக்கியத்தை அனுபவ அனுசரிச்சிருக்கு தர்மமான வாக்கியத்தை அனுசரிச்சிருக்கு அந்த தர்மமும் வேத தர்மத்தை ஒட்டி இருக்கிறதுனால அந்த வாக்கியங்களுக்கே பதியாக இருக்கக்கூடிய பிரகஸ்பதி ஒரு வார்த்தையை சொன்னான்னா it will naturally have an effect or it will become true if not today அதுக்காக சொல்றேன் பதிஹி பவா யோ த பாஸ் யா த குரு வார்த்தைகளுக்கு அவர்தான் பதி ஒரு கதை உண்டு இந்திரன் வந்து பிரகஸ்பதி கிட்ட போய் I want to learn all the words that are there in this language இந்த வேர்ல்டு அப்படிம்பா or all the books books are there இந்த வேர்ல்டும்பா ஒவ்வொரு புக்கா படிப்பான் ஆயிரம் வருஷம் எனக்கு வேணுங்கிறச்சு ஆயிரம் வருஷம் அவர் சொல்லி தருவார் முடிக்க முடியாது இன்னொரு ஆயிரம் வருஷம் கேட்டுப்பான் another thousand years and he cannot finish the entire literature text அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வியாக்கரணமோட கதை எது எதனால வியாக்கரணம் வந்து வாஸ் இன் ஆர் மேட் அப்படிங்கிறதுக்கு or what is the importance of வியாக்கரணம்ங்கிறதுக்கு சொல்லுவார் ஒன்ஸ் யூ ஸ்டடி வியாக்கரணம் it is like your studying the basic principles with which you can develop any text அதனால தஸ்மாத் அத்தியேதவியம் வியாக்கரணம்னுட்டு அதுக்கு சொல்லுவார் அது அனுவர்த்தி அண்ட் அனுகம் ஆர் சிமிலிஸ் அனு பஷ்சாத் வர்த்ததே இது அனுவர்த்தி அங்க அனு கச்சதி இது அனுகா இட் இஸ் சிமிலர் இங்கே அனுகச்சதி இங்க அனுவர்த்ததே அவ்வளவுதான் வித்தியாசம் சோ அர்த்தா அர்த்தமானது வாக்கியானுவர்த்தி சேத்து வாக்கியத்தை பின்தொடர்ந்து இருக்குமே எனில் வாக்கியம் தர்மானுகம் எதி வாக்கியமானது தர்மத்தை ஒட்டி இருக்குமே எனில் தர்மோ வேதானுவர்த்தி சேத்து தர்மம் வேதத்தை அனுசரிச்சு இருக்குமே ஆனால் தத் வாக்கியானாம் பதி அந்த வேத வாக்கியங்களுக்கு பதியாக பவான் தாங்கள் தான் இருக்கிறீர்கள் sorry I mean can we interpret it like this அதாவது hmm. எந்த வாக்கியம் இந்த மாதிரி வேத வேதத்துக்கு அனுசரணமா இருக்கோ தர்மத்துக்கு அனுசரணமா இருக்கோ whatever you are the boss of சச்ச வாக்கியம் அந்த மாதிரி ஜெனரல் ஜெனரல் ஸ்டேட்மெண்டா இல்ல இந்த கான்டெக்ட்ல எப்படி வருதா it is a general statement இது ஒரு கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி எனக்கு இன்னும் புரியல lot of if and if then is there but probably it is not properly concluded ஒரு ஒரு ஒரு சம் பிளாங்க் uh, இருக்கிற மாதிரி இல்ல இல்ல இத வந்து you will have to connect it with earlier statement தாவது அலம் இதி மன்யே கிமர்த்தம் தாவதேவ அலம் உங்க வாக்கியங்களே எனக்கு போதும் ஏன்னா வேதத்தினுடைய எந்த வாக்கியமா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு எந்த அர்த்தமா இருந்தாலுமே ஒரு வாக்கியத்தை பின்தொடர்ந்து இருக்கு அந்த வாக்கியமானது தர்மத்தை பின்தொடர்ந்து இருக்கும் அண்ட் தர்மம் வந்து வேதத்தை பின்தொடர்ந்து இருக்கு அந்த வேத வாக்கியங்களுக்கே தாங்கள் தான் பதிங்கும் பொழுது தங்களுடைய ஆசீர்வாதங்களே எனக்கு போதும் அப்படின்னு you have to go back to this initial sentence of Indra Okay, the full context the regular connect. Ah, so see, okay. this is actually the justification for this sentence. Okay. Hmm? Got it. Uh, uh yeah. I mean, I don't think you have to look for a direct connection. Chuma because I don't think you can actually find a physical connection between his blessings and being uh, knowledgeable and all that. No no no that is what it is it is because அவன் வந்து கஷ்டப்பட்டு இருக்கான் அவனுக்கு வந்து ஏன் ராட்சசர்கள்லாம் வந்து இவ்வளவு தாக்கறா அப்படின்னு புரியல which means he is also undergoing defeat constantly with asuras and no he is perplexed play starts off with that இல்லையா இந்த அங்கமே that he is confused by it உடனே ப்ரஹஸ்பதி மாதிரி ஒரு person who is the lord of speech அவர் வந்து கீஷ்பதினு பேர் அவருக்கு இவ் ஹி கம்ஸ் அண்ட் சேஸ் விஜயஸ்வ இந்திரா அப்படின்னு சொன்னார்னா பி விக்டோரியஸ் பேசினா அவனுக்கு அப்படியே நிம்மதியா இருக்காது ஒரு நிமிஷம் பா அப்படியே வார்த்தைக்கே பத்தியா இருக்கிறவன் வந்து எனக்கு சொல்றச்சே எனக்கு வந்து நிம்மதியா இருக்கு நீதான் வாக்கியங்களுக்கு பத்தி இல்லையா அப்படின்னு சொல்றான் தெர் இஸ் ஜஸ்டிபிகேஷன் தேர் ஏன்னா கான்டெக்ட் இல்லாத நம்ம ஒரு ஸ்லோகத்தை சொன்னோம்னா அது வியர்த்தம் அங்க it's useless you need to pull it back to the context and justified என்ன he has been defeated so many time விஜய் பவன் சொன்ன உடனே that one I believe that gives him okay இனிமே யூ நோ வி கேன் இது பெரிய ஆசீர்வாதமா நான் எடுத்துக்கிறேங்கறான் இல்லையா அதானே இது உண்மையா நடந்துரும் அப்படிங்கறான் ஓகே பிரகஸ்பதி பவத்து சுத்ராமன் பவத்து பவத்து இருக்கட்டும் அதாவது இது என்ன போறோம் ஸ்துதி அப்படிங்கிற மாதிரி அவர் போறோம் போறோம் அப்படிங்கிறார் இருக்கட்டும் अपि विजिताः सर्वे uh, तवस्य தவாரயா अपारयः ம் தவ அரையக அரிஹி அரிய அரையக அரிங்கிறது எதிரி சத்ருஹு Enemy, enemy, enemy. Mm. ம் சர்வே தவ அரையக உன்னுடைய எல்லா எதிரிகளுமே அபி விஜிதாக அபினா கிம் விஜிதாக கிம் கொஸ்டின் மார்க் அப்பிங்கிறது எல்லாருமே இதுல win படிச்சு வின் பண்ணிட்டாளா onnude have they been defeated in artho okay have your enemies been defeated uh Uh, indra sarve api ke uh, hmm. chinna nihita nihataah kechit kechin vihataah vad le nihataah விகதாக வத் ah kechin nihataah hmm. ke பலாயிதாக பந்தி கிராகம் அந்த தாவ மாத்திக்கணும்னு நினைக்கிறேன் த நார்மல் தா போட்டுக்கோங்க பந்தி கிராகம் கிராஹிதாகான் இருக்கணும் கேச்சித் பந்தி கிரா பந்தி கிராகம் கிராஹிதாக அவர் கேட்டது என்ன பிருகஸ்பதி கேட்டது அப்படி விஜிதா சர்வே தவ அறையாக உன்னுடைய எதிரிகள்லாம் விட்டாளா அப்படின்னு ஒண்ணு சர்வே எல்லாரும் கேட்கிறல எப்படி அதெல்லாம் இல்ல கேச்சித்து நிகதாக சில பேர்கள் கொல்லப்பட்டார்கள் சம் வர் கில்ட் கேச்சித் பலாயுதாக சம் ரேன் ஆஃப் துரத்தடிக்கப்பட்டுட்டா கேச்சித் பந்தி கிராகம் கிராகிதாக some have been imprisoned as a prisoner so பந்தின பிரிசனர் பந்தி கிராகம் ஆஸ் பிரிசனர்ஸ் தேவ் பீன் கிராகிதாக அடைக்கப்பட்டு விட்டார்கள் பந்தி கிராகம் கிராகிதாக பலாயித்தாக நினைச்சு ஓடி போயிட்டாளா ஆஹ் ஓடி போயிட்டா ஓகே வந்தி கிரகனா running away running away running away they ran off okay hmm they somewhere caught as prisoners அடுத்த பேஜ் வேற யாராவது படிங்க வேற யாராவது படிக்கணும் ஒரு நிமிஷம் அதாவது இந்த விஜிதாங்கிறத ஆர் யூ சக்சஸ்ஃபுல்னா whether your enemies are successful அந்த வர்போட ஆக்சுவல் யூசேஜ் புரியல சோ ஜெயதினா வந்து ஜெயிக்கிறான்னு ஒரு அர்த்தம் இருக்கு இஸ் டிஃபீட்டட் அதர் பர்சன்னும் இருக்கு ஓகே ராமஹா ஜெயதி விஜிதே விஜயத்தேனா he has defeated have been defeated இப்போ இந்த விஜிதாங்கிறது வந்து என்னன்னா இப்போ let me change it to active voice and tell you so துவம் தவ அரீனு விஜயதே ஆர் விஜயத்தே கிம் அப்படின்னு எடுத்துக்கோங்க அதே uh, தப்பிரத்தையும் uh, போடும் ஐ கோ ஐ திங்க் நீங்க சொன்ன ஒரு வேர்ட்ல I clarification so this is in passive வாய்ஸ்ல இருக்கு இது பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு அதனால தான் இது பாசிவ் வாய்ஸ்ல இருக்குன்னு சொன்னேன் that is why I have they எடுத்துக்கோங்க ஏன்னா ஜயங்கிறது கான்கரிங்ங்கற அர்த்தத்துல தானே வரும் சோ கான்கர்ட்னு எடுத்துட்டு ஈஸியர் க்தா பிரத்யம் வர்றச்சு generally it is a passive usage தானே திருஷ்டா அப்படின்னா பார்க்கப்பட்டான் பாசிவ் தானே அது was seen. So Vijita was one over. So in the Kechit, uh, Kechit Bandagrahamna prisoners, yeah? They were, so they were, some were caught as prisoners in Artham, yeah? Yes, yes. Okay. Bandina prisoner. Bandi Grahamna capturing as prisoner. Okay. And hmm. it means captured. They were captured, they were captured as prisoners. அப்படிதான் சொல்லணும் அதை அதாவது பாடம் படத்தின்னு இருக்கோம் அந்த மாதிரி அந்த மாதிரி பாடத்தை படிக்கிறான் பிடிப்பை பிடிக்கப்பட்டார்கள் அப்படின்னு எப்படி சொல்றது அது இட்ஸ் ஸ்பெசிபிக் யூசேஜ் சோ பந்தினஹா இவ இந்த பந்தி கிராகம்னாலே it means they were caught as prisoners தான் அர்த்தம் அப்படின்னு தான் அர்த்தம் ஆமா ஆமா ஓகே ஆ நெக்ஸ்ட் நீங்க படிங்க ஓ ஓகே கதம் படிக்கவா? அஸ்மத் ஓ ஓகே மேம் ஆ. ஓகே நீங்க படிக்கலாம் பரவாயில்ல நீங்க படிக்கலாம் ஆ. எனிபடி ம் லதா படிங்க. ஆ, சரி நீங்க படிங்க ஆ படிங்க யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க ஆ சரி ஆ. बृहस्पतिः कथम् अस्मत् अनीके ம் கதம் அஸ்மத் அணிக்கு நம்ம இப்ப எ- இதுலயா அப்படின்னு கேக்குறாரு நம்மளோட அநீகம்னு சேனா அஸ்மத் சேனாயாம் கிம் நம்மளோட இதுல எப்படி இருக்கு what is the situation in our சேனா சிச்சுவேஷன் ஆமா அநீகம்ங்கிறது சப்தமியில இருக்கு அநீகேங்கிறது சப்தமி அநீகஹ அநீகம் சேனா சேனாங்கிறது ஆனா ஸ்திரீலிங்கம் அநீகஹ அல்லது அநீகம் ரெண்டுமே உண்டு புல்லிங்கம் அண்ட் ஸ்திரீலிங்கம் உண்டு அது சாரி நபுன்சகலிங்கம் உண்டு புரியல சொல்லுங்க அனிகஹா அனிகம் ரெண்டுமே ஒரே மீனிங் தான் ஒரே மீனிங் தான் ரெண்டுமே சேனாங்கிறது தான் அர்த்தம் ஓகே மேல இந்திரஹா சில பேர் கொல்லப்பட்டார்கள் இப்போ முன்னாடி ராட்சசர்களுடைய சேனையில பார்த்தோம்னா சில பேர் கொல்லப்பட்டார்கள் சில பேர் ஓடி போயிட்டா சில பேர் they're captured as prisoners whereas what happen to our army அப்படின்னு பிருகஸ்பதி கேட்கும்போது இந்திரன் சொல்றான் கேச்சி நிகதாஹா சில பேர் கொல்லப்பட்டார்கள் அவ்வளவுதான் சொல்றான் ஒருத்தரும் ஓடல்ல ஒருத்தரும் இங்க வந்து they're not taught as prisoners here so that is the difference hmm என்ன தேவர்களுக்கு மரணம் தேவர்களுக்கு மரணம் இருக்கு ஆ. இதுல இருந்து ம். बृहस्पतिः பிரகஸ்பதி अहो नु खलु कष्टं सर्वथेदं समम् एव ம் ततः ततः ம் ததஸ்ததா ஸோ ஜென்ரலி அதை வந்து சேர்த்து படிக்கிறச்சே தான் எஃபெக்ட் இருக்கும் வந்து ததஹா ததஹங்கிறத விட ததஸ்ததா அப்புறம் அப்புறம் நம்ம கேட்கறச்சே ஆவலோட ஒருத்தர் வந்து கதை கேட்கும் பொழுது அப்புறம் அப்புறம் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா so it's the doubling shows the மனசுல இருக்கக்கூடிய வேகம் அப்புறம் அப்புறம் சொல்லு சொல்லு அப்படிங்கிற மாதிரி அந்த டபுளிங் வந்து இஸ் ஆல்வேஸ் மனசுல இருக்கிற அந்த எந்தூசியாசத்தை காமிக்கும் அது அஹோனுக்கல் கஷ்டம் ஐயோ இது என்ன கஷ்டம் அஹோ அஷோ அச்சோ அப்படிங்கிறோம் இல்ல ஐயோங்கிற ஒரு இது எக்ஸ்பிரஷன் நூ கலு இதெல்லாம் வந்து இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்பிரஷன் கஷ்டம் கலு ஹியோ இது என்ன கஷ்டம் தானே இது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு certain expressive words which to not have a literal meaning சர்வதா இதம் சமமேவ இட் இஸ் நேச்சுரல் ஒரு வார்னு வர்றச்சு இதம் திஸ் சார்ட் ஆஃப் அ கில்லிங்ங்கிறது சமம் ஏவ it's mutual it is common between the two of them சர்வதா இன் ஆல் மேட்டர்ஸ் இதம் சமமேவ this is true or this is equal ததஸ்ததா அப்புறம் அப்புறம் என்னாச்சு ம் இந்திரஹா ஜயந்தேன ஹி இது இது ஓ இது ஸ்லோகம் ஜயந்தேன ஹி சேனாகிரம் பேஜுஷா பகவோரய அப்ரதிருஷ் அப்ரதிருஷ்ய பிரதாபேன பிராபிதா யமசாதனம் யமசாதனம் யமசாதனம் சாதனம்னா யமலோகம் சாதனம்னா இருப்பிடம்னு அர்த்தம் ஜெயந்தேன சேனாகிரம் பேஜுஷா ஜெயந்தேன சேனாகிரம் சேனையினுடைய அக்ரம்னா சேனானியாக அவன் தான் இருக்கான் தட் இஸ் சேனாபதி சேனையினுடைய முன்னிலையை வகிக்கின்றவனாக பேஜுஷா ஜெயந்தேன அவனுக்கு இன்னொரு அப்ஜெக்டிவ் என்ன அப்ரதிருஷ்ய பிரதாபேன அப் தடுக்கப்படுறது அப்ரதிருஷ்ய தடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு பிரதாபம் ஒரு வேலர் அவனுக்கு இருக்கு அப்படிப்பட்ட ஜெயந்தேன ஜெயந்தன்னுங்கிறது இந்திரனுடைய புள்ள ஜெயந்தேன பகவக அறையாக ஏராளமான எதிரிகள் யமசாதனம் பிராபிதாக யமலோகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் by Jayanta who has a பிரதாப வேலர் விச் இஸ் அன்அப்ஸ்ட்ரக்டட் அப்ரதிருஷ்ய விச் கேனாட் பி அதாவது எதிர்க்க முடியாத ஒரு பிரதாபம் அவனிடத்துல இருந்தது நோபடி கேன் சேலஞ்ச் இம் அப்படிப்பட்ட அந்த ஜெயந்தன் ஹி வாஸ் ஆல்சோ பேஜுஷா ஹி பஜதேல இருந்து வந்திருக்கு இந்த பேஜுஷாங்கிறது சேனாகிரம் பேஜுஷா சேனையினுடைய அக்ரம் one who is also taking up the position of சேனா அக்ரம் the forefront of the army அப்படிப்பட்டவனால இந்த ஜெயந்தன்னால பகவக அரையா lot of enemies were sent பிராபிதாக were sent to Yama's world யம சாதனம் பேஜுஷா எப்படி வருது சொல்லுங்க அவங்க பேஜுஷானா பஜதி இது பேஜுஹு அவன் அவன் வந்து இல்ல இல்ல அதாவது சேனாகிரம் பேஜுஷாங்கிறதோட கனெக்ட் பண்ணிக்கணும் the one who has the position of the இது பேஜுஹு one who has the position of one who has singrartha bhajati dharayati ityarthaha okay சரி அது பஜதிங்கிற தாத்துல இருந்து பேஜுகுங்கிறது இதுவா வரும் பிகாஸ் அந்த அன்வயத்துல வந்து சேனாகிரம் சேனாகிரம் பேஷுஜான்னு ஃபர்ஸ்டே போட்டான் that means that is objective for ஜெயந்தேனா இல்லையா the whole that whole of that சேனாகிரம் பேஷுஜா பிரதாபேன பேஜுஷாங்கிறது திருத்தியா விபக்தியில இருக்கு ஓகே பேஜுஷா இஸ் இன் தேர்ட் விபக்தி as an adjective to so சேனாகிரம் சேனையினுடைய அக்ரத்தை இது த்வித்தியா விபக்தி திஸ் இஸ் இன் திருத்தியா திஸ் இஸ் ஆல்சோ இன் திருத்தியா as an adjective to ஜெயந்தேன hmm. Hey, Ramani, Anvayam hmm. has been added by uh, the teacher. This is hmm. not in oh, ஆமாமா இத நான் போட்டுட்டேன் ஈஸியரா இருக்கும்ங்கிறதுனால நான் ஒருவேளை டீச்சிங் அதாவது டெக்ஸ்ட்லயே வந்து அஸ் எ டீச்சிங் டூல் போட்டிருக்கான்னு நினைச்சேன் my teaching tool okay okay alright so Jayanta who okay this is ஒரு நிமிஷம் ஏன் இது இத்தினோண்டு கையெடுத்து one minute let me just change the ஹா ஓகே சோ ஜெயந்தேன Jayanta by Jayanta who Uh, takes the position of who has the, the, position, position of leader of the Sena. Okay. Uh, leader the of, of, the, the Sena. Head, head of the head of the head of the Sena. Ama. And who has a Pratapa, a valor, which is Apradhrishya, unchallenged. By that Jayanta, a lot of enemies were sent to Yama Sadhanam, to uh, the world of Yama. Ah, Nela. Putting on. tava putrasya idam. ஆஹ் யுஜ்யத்தேனா it is appropriate it fits well that இந்த மாதிரி தவ புத்திரசிய உன் பிள்ளைக்கு இதம் இந்த விஷயமானது அதாவது அரீணாம் யமலோக பிராபணம்ங்கிற ஒரு விஷயம் யுஜ்யதே it is appropriate it fits இம் வெரி வெல் அப்படின்னா என்ன யதா இந்திரஹா யமசாதனம் பிரா பிராபித்தவான் ததா ததா அது போல நீயும் பிள்ளையும் பண்ணதான் பண்ணுவான் எப்படி நீ இருக்கியோ ஆஹ் भटः प्रविशति नेपथ्ये अभिषेण अभिषेण अभिषेण न कलकलः ம் பட்டகாங்கிறது வாரியர் ஒரு Sorry, அஹ், ஒரு வாரியர் உள்ள நுழையறான் உம், அஹ், நேபத்தியே நேபத்தியே பி- பி- பின்னாடி behind the screen behind the screen there is a noise கலகலகான கலகல சப்தம் கலகலான்னு ஒரு சத்தம் இருக்கு என்ன அபிஷேணன மார்ச்சிங் சத்தம் இருக்கு அபிஷேகனம்னா வந்து சேனாயாக அக்ரே கமனம் ஆர் மார்ச்சிங் அதுதான் வந்து அபிஷேகனான பேரு மார்ச்சிங் அபியானம் மார்ச்சிங் அகேன்ஸ்ட் தி எனிமிங்கிறதுக்கு ஸ்பெசிபிக் வேர்டு அபிஷேணனம் சேனாயாக அபியானம் அபிமுகம் கமனம் அது அபிஷேணனம் இந்த ஜஸ்ட் ஒரு யூசேஜ் தானா இல்ல அது it's an onomatopoeic word so uh, கோலாகலம் சொல்றியா அது மாதிரி கோலாகலம்ங்கிறது வேர்டு கலகலங்கிறது சப்தத்தை குறிச்சு இருக்கக்கூடிய ஒரு வேர்டு படபடான வருது அப்படிங்கிறோம் அந்த it it imitates the sound so the word imitates the sound so it's called an onomatopoeic word இங்கிலீஷ்ல அப்படி சொல்லுவாத ஆமா கலகல அப்படிங்கிற சத்தம் கேட்டது அதனால கலகலகா அப்படி இப்ப படபட ஆயத்தே அப்படிம்போம் அப்படின்னா படபடான்னு வந்தது படபடான்னு ஒரு சத்தம் வந்தது அப்படிங்கிறோம் அதுக்கு படபடா இது சப்தம் கரோதி ரெட்டை கிளவி ரெட்டை கிளவி வேறன்னு நினைக்கிறேன் அது ரெட்டையா வரக்கூடிய வார்த்தைகளுக்கு உண்டு சவுண்ட் அனுசரிச்சு இருக்கக்கூடிய வார்த்தைக்கு வேற வேர்டு இருக்கணும்னு நினைக்கிறேன் பட விறுவிறு என்று வந்தான்னு என்ன அர்த்தம் அந்த இடத்துல விரைவாக வந்தான் தானே அது doubling is different from the yeah it's not sound sound இல்ல இட்ஸ் சிம்பிளி an emphasis அது இப்ப முன்னாடி பார்த்தோமே ததஸ்ததஹ இஸ் ரெட்டை கிளவி ஆமா emphasis பட் நம்மளே அந்த கலகலங்கற வேர்ட் யூஸ் பண்ணிருக்கோமே நிறைய இதுக்கு ரொம்ப கலகலங்கிற அந்த சவுண்ட் இமிட்டேட் பண்ற மாதிரி இருக்கிறதுங்கிறதுனால கலகலஹா is a word that is been formed from the sound it is not a word by itself சரியா அத்தியாகிதம் மகாராஜா அத்தியாகிதம் அத்தியாகிதம் அதி ஆகிதம் ரொம்ப ஒரு ரொம்ப மோசமா ஆயிடுதுன்னு அர்த்தம் அத்தியாகிதம் அத்தியந்தம் இட்ஸ் அ கிரேட் ஃபியர் அதுக்காக சொல்றார் ரொம்ப ஒரு டேஞ்சர் நடந்துருத்து டேஞ்சர் நடந்துருத்து அப்படிங்கிறார் ஆகிதம் நடந்துருத்துன்னு அர்த்தம் something that taken place something that has taken place which is completely things so அத்தியாஹிதம்னா கிரேட் டேஞ்சர்னு எடுத்துக்கிறோம் அதை அத்தியாஹிதம் ஐயோ கட்டுடுத்து சம்திங் ஹேப்பன் சம்திங் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போச்சு போச்சுன்னு ஓடி வரோமோ இல்லையோ அந்த மாதிரி இது மலையாளத்திலும் இதே வேர்டு இருக்கு same with the same meaning oh nice okay சொல்றோம் ஆ இந்திரன் இந்திரஹ உச்சியதாம் சொல்லு என்ன நடந்ததுன்னு கேக்குறான் எக்ஸ்பிளைன் படஹ ये त्वया पूर्वमहिता विहिता विगतासवः त एव साक्षादागत्य क्षोभयन्य क्षो क्षोभयन्त्यामरीं पुरीम् ம் க்ஷோபயந்தி ஆமரீம் புரீம் ஆமரீம் புரீம் க்ஷோபயந்தி அ- அமரர்களினுடைய அ, அ, அமராணாம் ஐயம் இது ஆமரி புரி புரிக்கு அட்ஜெக்டிவா வருது அமரர்களினுடைய தேவர்களினுடைய புரி இந்த அ, அமராபுரிய க்ரோபயந்தி அதை வந்து கலக்கமுற்றுகிறார்கள் they're agitating this entire town or city சொர்க்கத்தையே அவ வந்து கலக்கமுற்றா யாரு பூர்வம் பூர்வம் ஏ துவயா ஏ அகிதாக துவயா விகதாசவா விஹிதாக எவர்கள் உன்னால் முன்னாடி விகத அசவகா ஒரு உயிர் போக வைத்து கொல்லப்பட்டார்களோ உயிர் போகும்படியாக செய்யப்பட்டார்களோ அவர்களே தேயேவ சாட்சாதாகத்திய நேரடியாக வந்து இந்த அமராபுரிய கலக்க முடுறா அப்படின்னா என்ன those killed by you before they themselves have come here in person to create a disturbance in the Amarapuri அது எப்படி முடியும் ஆஹ் அதான் சோ விகதாசவக அதனால்தான் கிளியரா சொல்ற சாரி இதுக்கு அன்வயம் இங்க எழுதியிருக்கேன் பூர்வம் முன்பு ஏ அஹிதாக ஏ ஹிதம் ந குருவந்தி தே அஹிதாக சோ நன்மையை செய்யாதவர்கள் தோஸ் ஆர் நாட் குட் அந்த பேட் பீப்புள் துவயா உன்னால் பயு விகத அசவகா விஹிதாக தே விஹிதாகனா rendered they have been rendered lifeless correct literal translation விகத அசவகா லைஃப்லெஸ் விஹதாக விஹிதாக ரெண்டட் சோ விஹதாங்கிறது முன்னாடி வந்தது இல்லையா நிஹதான்னு வந்துதான் ஓகே ஹதனா வந்து கொல்லப்பட்டது சோ விஹதனா நன்கு கொல்லப்பட்டவர்கள் விஹித அப்படின்னு வந்ததுன்னா செய்யப்ப செய்யறது செய்யறதுன்னு அர்த்தம் டு கரோத்தின்னு அர்த்தம் சோ கத பிராணாக கிருதாகா so those the purvam munbu ye ahitaha those bad people who were rendered lifeless by you உன்னால் போ ஒரு உயிர் போகப்பட்டவர்களாக செய்யப்பட்டார்களோ தே ஏவ தே சாக்ஷாத் இன் பர்சன் ஆகத்திய they come here after coming here ஆமரீம் புரீம் க்ஷோபயந்தி a disturbance in this city of the Devas So, sobayanti means? Uh, cause disturbance. Agitate in artham. Agitate, okay. Because now confused, like Shobha and Gandhi was in beautification didn't make sense. Shobha vera, Kroba vera. Shobha. Correct, that is Shobha. Uh, uh. இந்த விகதாசபகா அந்த ஐ திங்க் ரகுவம்சத்துல எங்கேயோ வந்தது இல்லையோ யாரோட அந்த மூச்சு போனது சொல்லி சம்திங் லைக் அந்த ஒரு இருந்த மாதிரி ஒரு டெஃபினட்டா வந்திருக்கும் விகத ரைமிங் அதனால விகதாக அசவக ஏபியக தே எவர்கள் மூச்சு தானே அர்த்தம் பிராணன் பிராணன் ஓகே சோ பஞ்ச பிராணாகன்னு சொல்றோம் இல்லையா அதே மாதிரி இங்க வந்து அசு அப்படின்னாலே ஒரு பிராணன் அசவகான்னு சொன்னோம்னா பஞ்ச பிராணங்களும் இந்த சரீரத்தை விட்டு வெள்ளம் போகும் பொழுதுதான் உங்களுக்கு வந்து மரணம்ங்கிறது இருக்கு சோ விகதாக அசவக அப்படிதான் சொல்றோம் அதை ப்ளூரல்ல தான் உபயோகப்படுத்தணும் பிராணம்னு ஆ சரி ஸோ விகதாக அசவஹா ஏபியா தே இங்க வந்து எந்த அசுரர்களிடமிருந்து ஏபியா அசவஹா பிராணன்கள் விகதாக விலகினவோ சென்று விட்டனவோ so from whom the life breath has gone away படிக்கலாம் இந்திரா ந கேவலம் அத்தியாகிதம் அத்தியாச்சரியாக ச வெறும் டேஞ்சர் மாத்திரம் இல்ல கிரேட் ஃபியர் கிரேட் கலாமிட்டிங்கிறது மாத்திரம் இல்ல அத்தியாச்சரியம் it is very great surprising thing also that the same people have come back மா அத்தியாச்சரியன் இருக்கு இல்லையா sorry sorry and keeps going to this இது வந்து அனுநாசிகா அந்த பரரூப சந்தி இல்லையா சோ அதான் அனுநாசி எரோ அனுநாசிக்கே அனுநாசிகோவான் இருக்கு சோ முன்னாடி இருக்கக்கூடிய அனுஸ்வாரம் actually becomes it follows that பின்னாடி இருக்கக்கூடியது இல்ல நான் தப்பான சூத்திரம் சொல்றேன்னு நினைக்கிறேன் இந்த சங்கரஹா அந்த வர மாதிரி ஆமா கங்கா அதெல்லாம் ஆச்சரியம் ச ஆச்சரியம் ச தேன படிங்க தேன மத்வஜனாத் ஆதிஷ்யந்தாம் சர்வே துர்க துர்க ரக்ஷாதிகிருதாக சேனான்யக അപ്രമത്യൈ അപ്രമത്യൈ അപ്രമത്തൈ ഭവിതവ്യം ഭവിതവ്യം ഭവിതവ്യം അപ്രമത്തൈ ഭവിതവ്യം ഇതി അത്യാഹിതം മാത്രമില്ല കേവലം അത്യാഹിതം അത്യാശ്ചര്യം ച ഒരു പെരിയ ആശ്ചര്യപൂർവകമാണ് ഒരു വിഷയം തേന തസ്മാത് കാരണാത് ഹെൻസ് மத்வச்சனாத் பை மை வேர்ட்ஸ் சர்வே துர்காதி துர்க ரக்ஷாதிகிருதாக சேனான்யா ஆதிஷ்யந்தாம் அண்மையும் அப்படி வரும் ஸோ சர்வே எல்லா துர்க ரக்ஷாதிகிருதாக துர்க ஃபோர்ட் அந்த கோட்டையை ரட்சிப்பதில் அதிகிருத்தாக நியமிக்கப்பட்டவர்களான சேனான்யா சேனாபதிகள் ஆதிஷ்யந்தாம் ஆதேசம் செய்யப்படட்டும் லெட் ஆல் த சேனாபதி who are all adhikritaha, who have been appointed in the protection of the Durga fort, of the fort. They, let they be adishyantam, let they be ordered by my words. Madvachanath. So these are his orders. Apramattaihi bhavitavyam. It must, you must all be very vigilant. Pramattana careless. Apramattangaraji vigilant. இது வந்து பாவே பிரயோகத்துல இருக்குன்னு சொல்ல வந்தேன் அப்ரமா அப்ரமத்தாக பவந்து அப்படிங்கிறது இது கர்த்தரி பிரயோகம் அது வந்து நார்மல் சர்வே அப்ரமத்தாக பவந்து all of you be vigilant அப்படிங்கிறது டைரக்ட் oh, ஸ்பீச் ஆமா பாசிவ்ல வந்து பாசிவ்ல இல்ல ட்ரையே பண்ணாதீங்க லெட் எவரிபடி பி விஜிலண்டா may it be vigilant by யூங்கற மாதிரி வரும் வேண்டாமே நன்னாவே இல்ல no no I know it becomes very ஒரு மாதிரி இந்த பாய பிரயோகம்லாம் வந்து ரொம்ப கேவலமா போயிடும் வந்து மத்த லாங்குவேஜ்ல இங்கிலீஷ்ல சி இங்கிலீஷ்ல பாசிவ் வாய்ஸ் இருக்கு but not to such an extent இப்ப சர்வே ஹசந்தின் இருக்கு ஹசிதவ்யம்னா லெட் இட் லாஃப்ட் பை எப்படி சொல்ற அதனால தான் யூ ஆல்வேஸ் கன்வெர்ட் கர்த்தரி பிரயோகம் சோ கர்த்தரி பிரயோகம் அண்ட் வந்து கான்செப்ட் ஆஃப் uh, சஞ்சீவனம் அவர் வந்து இவாளுக்கு அமிர்தம் இருக்கு அவளுக்கு வந்து சஞ்சீவனம் இருக்கு அப்படின்னு ஆமா இது தைஹி அப்ரமத்தைஹி பவிதவ்யம் அப்படி ஃபுல்லா சொல்லுங்க ஆமா தைஹி it has to taihi இது துர்க ரக்ஷா அதிகிருதைஹி சேனானிபிஹி சர்வைஹி அப்ரமத்தைஹி பவிதவ்யம் அப்படின்னு அதை கனெக்ட் பண்ணிக்கணும் ஓகே ஓகே ம் மேல படகா यदा आज्ञापयति देवः इति निष्क्रान्तः as you order as the lord ஆர்டர்ஸ்னு சொல்லிட்டு அவன் வெளில கிளம்பிடுறான் பட்டர் அந்த வாரியர் इन्द्रः गुरुब्रह्मन् किमेतत् अपतितम् किम् ஆபத்திதம் किमे किमेतत् आपतितम् Okay, किमेतत् आपतितम् இது என்ன வந்து விளங்கி எடுத்து இது என்ன வந்து விழுந்துருத்து நமக்கு what has descended upon us ஆ பத்தி பிஃபாலன் அஸ் ஆ பிஃபாலன் அஸ் நிஹதாக சமாகதாக இதி கதம் ஏதத் ம் கொல்லப்பட்டவர்கள் வந்து விட்டார்கள்ங்கிறது எவ்வாறு எப்படி இது நடக்கும் so those who have been killed killed those who have died died they have come பேக்ங்கிறது ஹவ் இஸ் இட் பாசிபிள் बृहस्पतिः समाधिगतः अहं ज्ञास्यामि ம் समाधिं ना- नाडयित्वा ம். ज्ञातं ज्ञातम् ம் ப்ரஹஸ்பதி என்ன சொல்றார் சமாதிகதः அகம் ஞாஸ்யாமி the moment i go into meditation i will understand so ஓ, சமாதிகதः அப்படி சமாதி. ஆ. Okay. சமாதிக்கு சென்றவனான நான் அறிவேன் ஃபியூச்சர்ல jnasyami. I, I will know. I will know when I go into meditation. So samadhim natayitva. He immediately uh, acts as if he is in samadhi. ஞாத்தம் ஞாத்தம் உடனே முழிச்சுண்டு அவர் வந்து ஐ அண்டர்ஸ்டுட் அப்படிங்கிறார் புரிஞ்சிருச்சு oh okay okay me instantly ah അല്ല இந்த இந்த யூசேஜ் அதாவது சமாதி கதா அகம் ஞாசியாமி அது ஒரு ஸ்பெஷல் யூசேஜா இருக்கு ஆனா அது நார்மல் கான்வர்சேஷன் அந்த மாதிரி வராது இல்லையா ஒரு ഒരു நாடகத்துணையோட எஃபெக்ட்டுக்காக சமாதிங்கிற நிலைமைய சொல்றா அல்ல இல்ல அந்த சமாதி கதக அதாவது ஐ வில் ஃபைண்ட் அவுட்னு சொல்றது கொஞ்சம் இன்டைரக்டா சமாதியில் இருக்கப்பட போகிறவரான நான் தெரிஞ்சு கொள்வேன் அந்த மாதிரி ஆமா ஒரு ரொம்ப சுத்தி வளர்த்துட்டு சொல்றேன் சொல்ற மாதிரி இருக்கு அதாவது தியாத்வா ஞாசியாமிங்கிறத சிம்பிளா சொல்லிருக்கலாம் அதுக்கு வந்து he is just taking more dramatic way you wanted to inform the audience what he's doing, basically. No, no, not that. What he's asking is samadhi gataha ahammangarche. It is a very dramatic presentation of saying, you know, uh, uh, I who who would have been in meditation will know. It's not directly say, let me meditate and understand. யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா தியானத்தை செய்தவனாக நான் இதை அறிவேன் அப்படின்னா அது வந்து ஒரு it's more dramatic expression Sivaji மாதிரி ஒரு டைலாக் அதான் அந்த டைலாக் நான் யோசிச்சு சொல்றேன்பா அப்படிங்கிறதுக்கு பதிலா இப்படி சொல்றார் இந்திரஹா இந்திரஹா கதம் இவா எவ்வாறு என்ன ஞாத்தம் கதம் ஞாத்தம் what is it that you have understood சரியா நிறுத்திப்போம் இன்னைக்கு ஓகே ம்